பாஸ்தா வந்து செய்ய போகிறேன் பாஸ்தாவில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விதமாக வந்து பாஸ்தா செய்வோம் இன்னைக்கு வந்து நான் ரெட் சாஸ் பாஸ்தா வந்து செய்ய போகிறேன் இப்போ வந்து ஆரம்பிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் வந்து நான் மூணு தக்காளி சேர்த்துருவேன் தக்காளி பார்த்தீங்கன்னா பின்னாடி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் வந்து மூணு காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி முதுகிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துடுறேன் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இது நல்லா வேகட்டும் தக்காளியில் பார்த்தீங்கன்னா தோல்லாம் நல்லா உறிஞ்சி வரணும் அது வரைக்கும் வேகட்டும் இப்போ இன்னொரு பாத்திரத்தை வந்து நான் கேஸில் வச்சுட்டேன் இதில் வந்து நான் பாஸ்தா டூ ஹண்ட்ரட் கிராம் சேர்த்துட்டேன் இதுலேயும் தண்ணி சேர்த்துட்டேன் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துடுறேன் அப்புறம் ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துடுறேன் ரெண்டுமே வேகட்டும் வெந்த அப்புறம் காட்டுறேன் இப்போ தக்காளி பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு நல்லா அந்த தூள்லாம் உறிஞ்சிருச்சு நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் அஞ்சு நிமிஷம் போதும் இது வேகிறதுக்கு பாஸ்தா பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிடலாம் இதில் எண்ணெய் போட்டதுனால நம்மளுக்கு பாருங்கள் சுத்தமாக ஒட்டல பாஸ்தா ஒன்றோட ஒன்று பாஸ்தாவில் வந்து கொஞ்சம் வந்து பச்சை தண்ணி ஊற்றிடுறேன் தக்காளியெல்லாம் எடுத்துடலாம் இப்போ இந்த தக்காளியில் இருக்க தோல்லாம் எடுத்துடலாம் இப்போ மிக்சி ஜாரில் வந்து காஞ்ச மிளகா அப்புறம் தக்காளி சேர்த்துடுறேன் நம்ம தக்காளி வேக வச்சோம்ல அந்த தண்ணியை வந்து கொஞ்சமாக தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சாச்சு பாருங்கள் இது மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க சுத்தமாக அந்த சீட்ஸ் எல்லாம் இருக்காத மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் வந்து எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஆலிவ் ஆயில் இருந்தால் ஆலிவ் ஆயில் போட்டுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பொடியாக கட் பண்ண பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு பல் அளவுக்கு இருக்கும் பச்சை மிளகா ஒன்று வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக வந்து கொடை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இப்போ இது வதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி அப்புறம் காஞ்சி மிளகாய் அது சேர்த்துடுறேன் இப்போ இதில் சால்ட் சேர்த்துடுறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு பொடி சேர்த்துக்கலாம் அப்புறம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இது வந்து நம்மளுக்கு லைட்டாக கொஞ்சம் திக்காகும் அது வரைக்கும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டே இருந்த மாதிரி இப்போ பாருங்கள் நல்லா திக் ஆயிடுச்சு நம்மளுக்கு வந்து பாஸ்தா சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சுருந்தோம்ல பாஸ்தா அதை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நான் மசாலா சீஸ் வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன் பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு நான் பிளேட்ல சர்வ் பண்ணிடுறேன் இப்போ இதுக்கு மேலே வந்து நான் சீஸ் இன்னும் கொஞ்சம் போட்டுடுறேன் ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சீஸ் ரொம்ப பிடிக்கும் பாஸ்தாவோட அப்புறம் மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துறேன் அவ்வளோதான் பாஸ்தா பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே மெல்ட் ஆயிடுச்சு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு நம்ம வந்து ரெட் சாஸ் வந்து ரெடி பண்ணிட்டு அப்புறம் வந்து இந்த சீஸ்லாம் போட்டு செஞ்சதுனால ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்க நீங்கள் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி